எந்த ஊருக்கு ட்ரிப்பாக போகலாம் ஏ மச்சான் ஏய் ஏ மச்சான் போனது என்ன ஆகணும் இந்த ஊருக்கு போகலாம்டா ஐயோ ஒரு பொண்ணு எனக்கு விட முடியலனே அட்டு எங்க அப்பா டேய் மச்சான் டேய் மச்சான் இந்த டூருக்கு போகிறது dia умный полотенце, dia стоял. dia dia Я dia Dia parah dia, iya. iya. dia parah Dia. Iya. Dia lagi dia, dia parah itu pernah dia, dia mama, Dia. dia, Dia. apa dia, dia பிரியா பிரியா வரட்டுமா பிரியா பிரியா பிரியா வாடி பிரியா பிரியா போடா பாரா பாரா டே பாடுற டே டே டே ப்ளீஸ்ல பாடுற டே டே பாடுறா என்னடா பாடுற டே பாடுறா டே பாடுறா டே நீ தான போலாமே பாடுறா ப்ளீஸ்ரா தட்டி நாள் போறடா டே பாடுற டே டே பாடுறா டே பிரியாவும் ஒண்ணும் இல்லடா பாடுறா பாடுறா ப்ளீஸ்ரா டே டே பாடுறா டே பாடுறா மரியோ பிரியா பிரியா பிரியா பிரியா எங்கடி போன வாடி பிரியா பிரியா எங்கடி போன வாடி பிரியா பிரியா பிரியா வாடி பிரியா பிரியா வாடி பிரியா வாடி எங்கடி போன பிரியா பிரியா